அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் Bank Nifty future one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at thirty six thousand hundred and sixty point thirty அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு கேண்டிலுடைய கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ பை ட்ரெண்டில் இருந்துச்சு அதான் க்ரீன் கலர் கேண்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் ஓப்பன் ஆனோன்னு சேஞ்ச் ஆனதுனால நமக்கு இப்போ ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் ட்ரெண்டை டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓப்பன் ஆகும்போதே ஓகே இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம் அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்கு ஸோ அந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கலாம் அதான் என்ட்ரிக்குரிய லைன் ஸோ அந்த பாயிண்ட் வரும்போது நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடர் என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடர் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் அதுக்கு மேலே இருக்க லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு சிக்ஸ்டி நைன் வந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது இந்த ninety one point break through இருக்கா அப்படின்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் ஓப்பனான ஒரு டூ மினிட்ஸ் நல்லா டவுன் மொமெண்டம் மாதிரி தெரியுது இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுதா இது எவ்வளோ நேரம் கண்டினியூ ஆகுது எப்படி போகுது அப்படின்றத நம்ம டேரெக்டாகவே வாட்ச் பண்ணலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு ரொம்ப ஸ்லோவான மூவிங்கில் ரொம்ப ஸ்லோவான ட்ரேடிங்கில் தான் போயிட்டே இருந்துச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட் மூமெண்ட் தான் லாஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் மேலே ட்ரேடிங் வந்து கொடுத்துச்சு இப்போ டென் தேர்ட்டிக்கு அப்புறம் சடனாக ஒரு பிக் கேண்டில் அந்த பிக் கேண்டிலில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட் நேற்றுமே இந்த மாதிரி தான் மார்னிங் மார்க்கெட் ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட்டும் ஓப்பனிங் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மூமெண்ட் தான் இந்த ஸ்லோ மூவிங்லேயும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் கால் கிடச்சி டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுனில் செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ